வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி ப்ளஸ் முயற்சி மனத்திறன் தேர்வில் தேர்ச்சி வாங்க பயிற்சி செய்யலாம் பாருங்க கட்டங்களில் நடுவில் இருக்கிற என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் முதல் கட்டத்தில் எப்படி தொடர்பு படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த எண்களை ஃபஸ்ட்டு கூட்டி பாருங்கள் ஒன்று கூட்டல் மூணு நாலு நாலு கூட்டல் ஏழு பதினொன்று பதினொன்று கூட்டல் ஐந்து பதினாறு சுற்றி இருக்கிற நான்கு எண்களை கூட்டுனா நடுவில் இருக்கிற எண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம இங்கேயும் கூட்டி பார்க்கலாம் ஒன்பது கூட்டல் நாலு பதிமூணு பதிமூணு கூட்டல் ஐந்து பதினெட்டு பதினெட்டு கூட்டல் ஏழு இருபத்தி ஐந்து விடை இருபத்தி ஐந்து கொடுத்துருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் எட்டு வகுத்தல் நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் விடையில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு போட்டிருக்காங்க எட்டு நாலால் வகுத்தா ரெண்டு அடுத்த ரெண்டு எண் எப்படி வந்தது எட்னா முப்பத்தி ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு எண்ணை வகுத்தும் அடுத்த இரண்டு எண்கள் பெருக்கியும் விடை கிடச்சிருக்கு ஆறு ரெண்டால் வகுத்தா மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு மூணால் வகுத்தா ஐந்து பதினஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த விடையை பதினெட்டை ஃபஸ்ட்டு மூணால் வகுக்கலாம் ஆறு பதினெட்டு மூணு ஐம்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கவனிங்க நூற்றி பதினைந்தின் அடுக்கு நாற்பது இன் ஒற்றை இலக்க எண் எது ஓ நூற்றி பதினஞ்சு நாற்பது தடவை பெருக்கி நம்ம கண்டுபிடிக்கணுமா யோசிங்க ஒற்றை இலக்க எண் ஒன்றாம் இலக்க எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கே ஒன்றாம் இலக்க எண் ஐந்து ஐந்த ஐந்தால் எத்தனை தடவை பெருக்கினாலும் அந்த ஒன்றாம் இலக்கங்கிறது ஐந்து தான் ஸோ விடை ஐந்து ஐஎஞ்ச் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ச் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு பெருக்கல் அஞ்சு அறநூற்றி இருபத்தஞ்சு இப்படி பெருக்கிட்டே போகும்போது ஒன்றாம் இலக்கம் ஐந்தை தவிர வேறு எண் வராது ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க A star C equal to B A C ரெண்டு கடையில் இருக்கிற எழுத்து B E star G equal to F EFG அப்போ அடுத்த எழுத்தை எழுதியிருக்காங்க ஆர் ஸ்டார் டி ஆர் அடுத்த எழுத்து எஸ் ஸோ விடை எஸ் அடுத்த கொஸ்டின் ஒரு எண்ணின் பாதி நம்ம அந்த எண் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அறுபத்தி நாலின் கனமூலத்துக்கு சமம் அறுபத்தி நாலின் கனமூலம் என்ன நாலு எண்ணின் பாதினா எக்ஸ் பை டூ சமம் அறுபத்தி நாலின் கனமூலம் நாலு நம்ம அந்த எண் கண்டுபிடிக்கணும் அந்த எண் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வகுத்தல் இருக்கிற ரெண்டை வலது பக்கத்துக்கு மாற்றும் போது பெருக்கல் ஸோ எக்ஸ் சமம் இருநா எட்டு சைடில் ரெண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பெரிய சதுரம் அதுக்குள்ள நான்கு சிறிய சதுரங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த நான்கு சதுரங்களையும் இந்த மூளை பிரித்து ரெண்டு எழுத்துக்களை எழுதியிருக்காங்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி நம்ம எழுதிக்கலாம் எத்தனாவது எழுத்து அப்படிங்கிறத நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க ஏ ஏ முதல் எழுத்து டி நான்காவது எழுத்து ஒன்று கூட்டல் நாலு ஐந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இஹெச் இஹெச் இ ஐந்தாவது எழுத்து ஹெச் எட்டாவது எழுத்து எட்டு கூட்டல் ஐந்து பதிமூணு அடுத்து ஐ எல் ஐ ஒன்பதாவது எழுத்து எல் பன்னிரெண்டாவது எழுத்து பன்னெண்டு கூட்டல் ஒன்பது இருபத்தி ஒன்று நம்மளுக்கு என்ன லாஜிக் இங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ எம் எம் எத்தனாவது எழுத்து பதிமூணாவது எழுத்து நம்மளுக்கு கூடுதல் இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே எந்த எண் வந்தால் இருபத்தி ஒன்பது வரும்னு யோசிக்கணும் இருபத்தி ஒன்பதுக்கும் பதிமூணுக்கும் வித்தியாசம் பதினாறு அப்போது பதினாறாவது எழுத்து பி விடை பி அடுத்த கேள்வி பதினொன்று பெருக்கல் பனிரெண்டு பெருக்கல் பதிமூணு எக்ஸட்ரா பதினாறு பெருக்கல் பதினேழு என்ற பெருக்குத் தொகையின் ஒன்றாம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க பதினொன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் இருக்கிற ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கிற எண்களை பெருக்கி நம்ம விடை கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு அடுத்த எண் என்ன பதினாலு பதினைந்து பதினாலு பெருக்கல் பதினைந்து இந்த ரெண்டு எண்களில் ஒன்றாம் இலக்கம் என்ன பெருக்கி பாருங்கள் நாலஞ்சு இருபது இருபதில் ஒன்றாம் இலக்கம் ஜீரோ அப்போ ஜீரோவால் எந்த எண்ணை நீங்கள் பெருக்கினாலும் ஒன்றாம் இலக்கம் என்ன தான் வரப்போகுது ஜீரோ தான் ஸோ விடை ஜீரோ எல்லா எண்களையும் பெருக்குவதுக்கு பதிலாக நாம் கொஞ்சம் யோசிச்சா இந்த விடையை ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாலைந்து இருபது இருபதில் ஒன்றாம் இலக்கம் ஜீரோ ஸோ விடை ஜீரோ மனத்திறன் தேர்வில் முழு மதிப்பெண் பெற பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம் Thank you.